அனைவருக்கும் வணக்கம் இப்போ நாம் சில்வர் மைக்ரோவில் ஃபைவ் மினிட் சார்ட் பார்க்குறோம் இன்றைக்கி டே பார்த்தீங்கன்னா ஏப்ரல் டுவெண்ட்டி நைன் டைம் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் ஓப்பன் ஆகிட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆக போகுது ஸோ கரெக்டாக மார்க்கெட் ஓப்பன் ஆகி five minutes nine five AM பைக்கால் ஜென்ரேட் ஆயிருக்கு பைக்கால் வந்திருக்கின்றனால கேண்டில் ஓப்பன் ஆகும்போதே க்ரீன் கலரில் ஓப்பன் ஆகிட்டு buy at sixty five thousand one sixty அப்படின்ட்டு நமக்கு ஒரு ஸ்ட்ரைட் ஒயிட் கலர் லைன் இருக்குல்ல அதான் என்ட்ரி பாயிண்ட் லைனாக நமக்கு ஜென்ரேட் ஆயிருக்கு இந்த சார்ட்டில் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக பை பண்ணலாமா செல் பண்ணலாமா என்ட்ரி எங்கே எடுக்கலாம் டார்கெட் எங்கே எய்ம் பண்ணலாம் ஸ்டாப்லாஸ் எங்கே வச்சுக்கலான்னு ஒரு கம்ப்ளீட்டான டீட்டெயில் பார்த்தீங்க அப்படின்னா லைவ் மார்க்கெட்டில் அதுவாகவே கால்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும் உங்களுடைய வேலை ஜஸ்ட்டு நீங்கள் இந்த சார்ட்டை நார்மலாக ப்ரோக்கர் சார்ட் பார்க்குற மாதிரி இதை ஓப்பன் பண்ணி பார்ப்பீங்க பார்த்துட்ருக்கலே அதுலேயே ஆட்டோமேட்டிக்காக கால்ஸ் வரும் அந்த கால்ஸை பார்த்துட்டு உங்களுடைய ப்ரோக்கர் அக்கௌண்ட்டில் நீங்கள் ட்ரேடிங்ஸ் பண்ணிக்கிற மாதிரி வரும் ஸோ இந்த சார்ட்டை பற்றின டீட்டெயிலுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இப்போதைக்கு வந்திருக்க அந்த பைக் கால் எப்படி மூவ் பண்ணுது ஸோ இப்போ ஸ்லோவாக தான் ஸ்டார்ட் ஆகி போய்கிட்டு இருக்குது ஸோ அதனுடைய மூவ்மெண்ட் எப்படி இருக்குது அதனுடைய மூவ்மெண்ட் வந்து எந்தளவுக்கு ரீச் ஆகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம் இப்போ டைம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டென் தேர்ட்டி ஆகுது மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இப்போ டென் டுவெண்ட்டி வரைக்குமே அந்த பையிங் பாயிண்ட்லே தான் அப் அண்ட் டவுன் வந்து மாற்றி மாற்றி போயிட்டே இருந்துச்சு சடனாக இப்போ தான் வந்து ஒரு பெரிய கேண்டிலே வந்து ஃபார்ம் ஆயிருக்கு இது வரைக்கும் மார்க்கெட் அந்த சிக்ஸ்டி ஃபைவ் டூ ஹண்ட்ரட் ரேஞ்சில் ட்ரேடிங் போனது இப்போ அப்பர் சைடில் ரைஸ் ஆகி சிக்ஸ்டி ஃபைவ் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரடை நோக்கி வந்திருக்கு அதுக்கப்புறமும் கண்டினியூஸ் ஒரு பையிங் மொமெண்டம் அந்த மொமெண்டமில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபஸ்ட் டாரட் ரேஞ்ச் வந்து பிரேக் அவுட் வந்து கொடுக்குது அதுக்கப்புறம் செகண்ட் டாரட் ரீச் வந்து கொடுக்குது இந்த சார்ட் உங்களுக்கு வேணும் லைவ் மார்க்கெட்டில் இந்த மாதிரி ஒரு சப்போர்ட் ரிப்போர்ட்டிங் டூல் வேணும் டெய்லி சில்வர் பார்த்து ட்ரேட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு டூல் இந்த மாதிரி தேவைப்படுதுன்னா வாட்ஸ்அப்பில் ஹைன்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்க இதை சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில் அனுப்புகிறோம் பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் தேங்க்யூ